सर्वधर्मस्वरूपिणी अवधारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः தரிசனம் வகுப்பு அருள்மிகு ஸ்ரீ ராகவேஸ்வரர் திருக்கோயில் மார்கழி மாத திருவம்பாவை நகர சங்கீர்த்தனம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே அருமையான சிறப்புரையாற்றிய பெரியோர் அவர்களுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர் அவர்களுக்கும் மாதாஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த திரு மாணவிகள் மாணவ மாணவமணிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இன்றை மகற்றாதீர் என்று மகாகவி பாரதியார் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் நாமெல்லாம் தொன்மையான கலாச்சாரத்தினுடைய குழந்தைகள் இல்லையா நம்முடைய கலாச்சாரம் என்ன இறைவனே உயிர் நாடி ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த அருமையான திருக்கோயிலிலே இந்த மார்கழி மாத முறை நகர சங்கீர்த்தனம் செய்வது சால சிறந்தது இல்லையா இறை நாமம் எங்கெல்லாம் ஒழிக்குமோ அங்கேதான் இறைவன் குடியிருப்பார் இறைவன் எங்கே குடியிருக்கிறாரோ அங்கேதான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஆகவே இறைவனை நாம் மகிழ்விக்கிறோம் இறைவன் நமக்கு வேண்டிய எல்லா அருளும் பொருளும் தந்து நம்மை வாழ வழிவைப்பார் இல்லையா அந்த வகையிலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த திருவம்பாவை தொடங்கும் போதே எப்படி சொல்கிறார்கள் ஆதியம் மந்தமோ இல்லாரம்பரோ ஜோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் இல்லையா இறைவன் எப்படிப்பட்டவரா ஆதி அந்தம் இல்லாதவர் அதாவது தொடக்கமும் இல்லை அவருக்கு முடிவும் இல்லை அப்படிப்பட்டவர் இல்லையா பகவானுடைய பெருமையை பாருங்க இடையில் வருகிறோம் இடையில் செல்கிறோம் ஆனால் பகவானுக்கு வரவும் இல்லை செல்லவும் இல்லை இல்லையா அப்படிப்பட்ட இந்த ஒப்பற்ற பகவானுடைய பெருமைகளை எல்லாம் இந்த திருவம்பாவை இருபது பாடல்களையும் அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இறைவன் ஜோதி வடிவானவன் இல்லையா இல்லையா அந்த ஜோதி வடிவானவன் என்பதை அளவு ஒரு போட்டியில இறைவன் நிரூபித்திருக்கிறார் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டி நடந்தது அப்ப பிரம்மா வரார் விஷ்ணு வரார் அவங்க போட்டி போடுகிறார்கள் சிவருமானிடம் சிவருமான் என்ன செய்தார் ஜோதி வடிவாக உயரே உயரே சென்று கொண்டிருக்கிறார் பிரம்மா மேலே பறந்து பார்க்கிறார் நான் அவருடைய அந்த உச்சியை தொட்டு விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி போறார் தொட முடியல விஷ்ணு சொல்றார் அவருடைய பாதத்தை நான் கண்டுகொண்டுதான் வருவேன் சொல்லி கீழ் நோக்கி போகிறார் அவராலும் காண முடியவில்லை அப்படிப்பட்டவர் இந்த இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் அவருடைய புகழ் அளவிற்கு அடங்காதது இல்லையா தேவார திருவாசகத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் பொழிந்து அழகாக பாடி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பாடும்போது நம்முடைய ஊன் உருகுகிறது நம்முடைய உயிர் ஆனந்தம் அடைகிறது அப்படிதானே இந்த மார்கழி மாதம் சொன்னாலே நடுங்கும் அப்படிதானே நாம் ஏதோ பாக்கியம் செய்துக்கிறோம் இந்த தென்னாட்டில் பிறந்ததுனால அதிக குளிர் பாதிப்பு இல்லாம இருக்கிறோம் ஆனா பாருங்க பேப்பர் நியூஸ் எல்லாம் எடுத்து பாருங்க வடநாட்டுல எந்த மாதிரி நடுங்குறாங்க இல்லையா அவ்வளவு தரையெல்லாம் மரம் செடி கொடிகள் வீடு எல்லாமே வெள்ள வெள்ளேறி பனிபுடர்ந்து இருக்கிறது அவங்க என்ன பாடுபடுவாங்க இல்லையா அவங்களுடைய வெப்பல்ல மைனஸ் டிகிரிக்கு போயிடுங்க அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க நாம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா அப்படி பகவான் நம்மை மகிழ்வாக ஆனந்தமாக வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பகவானை நாம் பாடி மகிழ்வித்தால் இன்னும் நம்முடைய பழவினைகள் தீய எண்ணங்கள் தீய வினைகள் எல்லாம் விலகி நமக்கு நல்லெண்ணம் ஓங்கும் நல்வினை பெருகும் அதனால்தான் இந்த பழக்கத்தை நாம பாரம்பரியமாக கொண்டாடி வருகிறோம் வகையிலே நீங்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள் இந்த தரிசன வகுப்பு கொடுத்து வைத்ததுன்னு சொல்லலாம் இந்த குளிரையும் கூட பொருட்படுத்தாமல் இத்தனை பேர் இந்த நகர சங்கீர்த்தனுக்கு வந்து இறைவனுடைய புகழை பாடியிருக்கிறீர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இறைவனுடைய அளவில்லா ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் இறைவனுடைய நாம சொன்னதுனால என்ன பெருமை ஏன் நாம சொல்லணும் இந்த சண்டைக்கு ஒரு முறை நாரதருக்கு வந்துட்டு நாரதர் ஓடோடி போறார் வைகுண்டத்துக்கு இந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வைகுண்டத்துக்கு போற அங்க மகாவிஷ்ணு நாரதரை பார்த்ததும் வரவேற்கிறார் நாரதர் வணங்கி அமர்ந்து அவருடைய சந்தேகத்தை எழுப்புறார் இறைவா உன்னுடைய நாமத்தை நான் ஓயாம சொல்றேனே இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நாராயணமூர்த்திக்கு சிரிப்பு வந்துட்டு நாரதருக்கு சந்தேகம் வந்துட்டே சரி அவருக்கு அதை உணர்த்துவோம் அப்படின்னு நினைச்சார் நேரடியாக பதில் சொல்லலை சொன்னார் நாரதா நீ கீழே போய் பார் பூலோகத்தில் போய் ஏதாவது ஒரு சின்ன உயிரிட்ட என்னுடைய நாமத்தை போய் சொல்லு அப்படின்னார் அப்படியா அப்படின்னு சொல்லி நாரதர் கீழே வருகிறார் சின்ன உயிர் எதுன்னு சொல்லி தேடி பார்க்குறார் பார்க்கும்போது சாக்கடையில் ஒரு சின்ன புழு எழிஞ்சிட்டு இருக்குது ஒரு கண்ணுக்கு பண் தென்படுது அந்த புழுகிட்ட சொல்கிறார் ஓம் நமோ நாராயணாய ஒழு அப்படியே துடிச்சு மேலே போயிட்டு இவருக்கு ஒரே பயம் நம்ம நமோ நாராயணன் சொல்லி நாராயண மந்திரம் சொன்னோம் அந்த புழு அப்படியே மேலே போயிட்டே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வைகுண்டத்துக்கு திருப்பி போறார் அங்கே போய் பகவான் போய் திருப்பி கேட்கிறார் பகவானே நீங்க சொன்னீங்க ஏதாவது சின்ன உயிர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னீங்க நானும் போய் சொன்னேன் அது மேலே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுற உடனே நாராயணமூர்த்தி சொல்றார் சரி அது வேலைக்கு போயிட்டு இல்லையா நீ அடுத்தபடியா இன்னும் போய் ஏதாவது உயிர்கள்ட்ட சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லி கீழே அனுப்புறார் இவர் திருப்பியும் பூலோகம் வரார் எதுட்டு சொல்லான்னு தேடி பிடிக்கும் போது ஒரு மான்குட்டி அப்பதான் பிறந்து தத்தி தத்தி அப்படி தவழ்ந்து ஓடுது மான்குட்டியை பார்த்தா எல்லாருக்கும் இஷ்டம் தான் இல்லையா சீதாதேவியே மான்குட்டியை பார்த்து மயங்கிட்டாங்க இல்லையா அப்படிப்பட்ட அழகான மான்குட்டி அப்படி தத்தி தத்தி ஓடுது அந்த மார்புட்டிட்டு போய் சொல்றாரு ஓம் நமோ நாராயணாய அவ்வளவுதான் அதுவும் கீழே படுத்துட்டு மேல போயாச்சு அவருக்கு ஒரே கால திரும்பியும் போறாரு நாராயணமூர்த்திட்டு போய் சொல்றார் மான்குட்டிட்டு போய் சொன்னேன் அவள் அப்படியே பட்டினி போயிட்டேன்னு சரி கவலைப்படாத இன்னொரு முறை நீ பூலகத்துல போய் பார் அப்படின்னு சொல்ற திரும்பியும் பூலகம் வரார் அப்போ இவருக்கு ஒரு பயம் புழுதல் மேல போயிட்டு மான்குட்டியும் போயிட்டு நம்ம திரும்பி அதுகிட்ட போய் சொல்லி என்ன ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து பயந்து சரி ஏதோ பகவான் சொன்னனாலே அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி திரும்பியும் போய் இதை எதிர்கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி தேடி பார்க்குறார் அப்போதான் பிறந்த ஒரு கன்று குட்டி மா அப்படின்னு சொல்லி துள்ளி துள்ளி அதுவும் நடைபயிலுது அந்த கன்று குட்டி தத்தி தத்தி விழுத பார்த்து அவருக்கு பரிதாபமாக இருக்கு இருந்தாலும் அதுட்டு போய் சொல்கிறார் நாராயணாய அவ்வளோதான் அம்மான்னு சொல்லி கீழே விழுந்துட்டேன் இப்படி நம்ம மூணு தடவை சொன்னோம் மூணு முறை சொன்ன போதும் ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி திருப்பியும் போய் கேட்போம்னு சொல்லி திருப்பியும் போறார் வைகுண்டத்துக்கு அங்கே போய் நாராயணமூர்த்தி திருப்பியும் கேட்கிறார் பகவானே நான் கண்டுபிடிட்டு போய் சொன்னேன் அப்படி கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னார் அப்படியா சரி நீ அப்போ இந்த தடவை காசிக்கு போ அப்படின்னு சொல்லி காசியை காணிச்சு விடுற நாரதமூர்த்தி மூர்த்தி நேராக காசிக்கு போயிட்டார் காசியில் போனால் ஒரே ஆரவாரம் ஒரே ஆடம்பரம் மக்கள்லாம் சந்தோஷமாக விழாக்கோலம் கொண்டு போட்டிருக்கிறது அந்த காசி மாநகரம் எல்லாரும் அப்படியே இன்பக்கடலில் ஆழ்ந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க அந்த காசியில் மக்கள்கிட்ட போய் கேட்கிறார் என்னமா விசேஷம் எல்லாரும் இவ்வளோ பேர் கூடி தெரு தெருவா சந்தோஷமா போயிட்டே இருக்கிறீங்களே என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே அந்த மக்கள் சொல்றாங்க தெரியாத அவங்களுக்கு எங்க ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு எங்க ராஜா பல காலமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த இப்பதான் ஒரு குழந்தை செல்வம் கிடைச்சிருக்கு அதை நாங்கெல்லாம் கொண்டாடுகிறோம் எங்க ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கத நாங்க அத்தனை பேரும் கொண்டாடுகிறோம் எங்களுக்கு இளவரசன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க இவருக்கு ஒரே கவலை இந்த நேரத்துல போய் நாம மந்திரம் சொல்லணும்னா இவங்க இதெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்திலே போயிட்டே இருக்கிறார் நேர காசி அரண்மனைக்கே போயிட்டார் ஆனால் பகவான் சொல்லி விட்டுருக்காரு காசி அரண்மனைக்கு போனேன் ஆனால் நேராக காசி அரண்மனைக்கு போயிட்டார் அந்த மகாராஜா இந்த நாரத மகிழ்ச்சியை பார்த்ததும் தரையில் சாஷ்டமாக விழுந்து வணங்கி வரவேற்று என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள் சொல்லி அப்படியே அந்த புறத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் ராஜாவுக்கு சந்தோஷம் நமக்கு குழந்தை பிறந்திருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் இந்த மகான் நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா உபசரித்து என் குழந்தைய பாருங்க அது தங்க தொட்டில் அழகா தாளாட்டி தூங்கி கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை போய் காணிச்சு கொடுக்கிறார் நாரதருக்கு பெரிய கவலை நம்ம இத்தனையும் சொன்னது யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா புழு இறந்தா யாராவது கேட்டாங்களா இல்லை மான்குட்டி மேலே போனவதும் கவலை இல்லை அதிகம் கண்டுகுட்டி போனபோதும் அதே மாதிரி பெரிய கவலை தெரியலை ஆனால் இப்போ யார்கிட்ட போறோம் மகாராஜாவுடைய குழந்தை இல்லையா சாதாரண குழந்தையா இது மகாராஜா குழந்தை அதுவும் குழந்தை இல்லாம குழந்தை குழந்தை அப்போ எவ்வளவு பெரிய இது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரே தயக்கம் இந்த குழந்தைகிட்ட போய் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்தாலும் அந்த நாராயணமூர்த்தி இருக்க பிடிச்சுக்கிட்டார் நீதான் சொன்னா நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய காதல போய் ஓம் நமோ நாராயணாய சொன்னதுதான் உண்டு அப்படியே தூங்கி கொண்டிருந்த குழந்தை அப்படி முழிச்சு அந்த நாரத மகரிஷியை பார்த்து கையெடுத்து கும்பிடுது பாருங்க பிறந்த குழந்தை யாரும் சொல்லி கொடுக்கல அந்த நாரத மகரிஷியை கையெடுத்து கும்பிடுச்சா இவருக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா குழந்தை அப்படி கண்மூடி மேலே போயிருமோல நினைச்சார் ஆனா குழந்தை முழிச்சு பார்த்து இவரை கும்பிட்டு இவருக்கு அளப்பரிய ஆனந்தம் அப்படி சந்தேகத்திலே பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா நம்ம இதுவரையும் செய்த மாதிரி எல்லாமே வித்தியாசமா இருக்குதே குழந்தை நம்மளை வணங்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறார் அந்த குழந்தைக்கு இவருக்கு சந்தேகம் புரிஞ்சு போச்சு மகரிஷியே உங்களுக்கு இதுதானா சந்தேகம் நான் முதலில் சாக்கடையில் அழிந்த புழுவாக இருந்தேன் அப்போது நீங்கள் நாராயண மந்திரம் சொன்னீங்க அதை கேட்டதுனால நான் மான்குட்டி ஆனேன் அப்போ நீங்க சொன்னீங்க அதனால நான் அப்பவும் நீங்க விடாம வந்து சொன்னதுனால உங்க புண்ணியத்தினால நான் இப்ப இளவரசனாக பிறந்திருக்கிறேன் இதை விட பெரிய பாக்கியம் உண்டோ உங்களுடைய நாராயண நாமம் கேட்டதுனால நான் புழுவிலிருந்து மனிதனாக அதுவும் ஒரு அரசனாக பிறந்திருக்கிறேன் இதை விட பெரிய பாக்கியம் உண்டோ அப்படின்னு சொல்லி அந்த நாரத மகிழ்ச்சிக்கு கோ புண்ணியம் சொல்லி அந்த குழந்தை வணங்குச்சு அப்பந்தான் அவருக்கு புரியுது ஓஹோ இறை நாம சொன்னா இவ்வளவு நன்மையா இல்லையா பாருங்க இறைவனுடைய நாமத்தை சொல்றது எவ்வளவு பெரிய புண்ணியம் எவ்வளவு பெரிய நமக்கு நல்வினை இருந்தாதான் அந்த மாதிரி இறைநாம சொல்லதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த நகர சங்கீதத்தில் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க எல்லாம் பேறு பெற்றவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அந்த புண்ணியத்தின் பலனாக தான் நாம இந்துவாக பிறந்திருக்கிறோம் இந்துவாக வாழ்கிறோம் இந்துவாகவே கடைசி வரை இருப்போம் அப்படின்ற விரதத்தை நாம கையெடுக்க வேண்டும் இல்லையா சுவாமி விவேகானந்தர் சொன்னார் சமயமே இந்தியாவின் உயிர் நாடி பாரதம் தனது சமயத்தை கைவிடுமே ஆனால் அது செத்துவிடும் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜெயந்தி கொண்டாட இருக்கிறோம் அப்படிப்பட்ட புண்ணியமான நாள் இன்னைக்கு மார்கழி மாத கடைசி நாளைக்கு தை மாதம் உதயமாகிறது இல்லையா தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பமாகிறது பொங்கலோ பொங்கல் நாளைக்கு தினம் நம்ம எல்லாம் பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா ஆகவே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்